அரிசி புட்டு நம்ம பண்ண போகிறோம் இது டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக ரெட் ரைஸ் சாப்பிட்டாங்கன்னா டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகும் இது ஒரு நல்ல ஒரு ரெசிபி ஒரு ஹெல்த்தி ரெசிபி இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் சிவப்பு அரிசி மாவு ரெண்டு கப் சர்க்கரை தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் உப்பு ஒரு ஏலக்காய் ஏலக்காவை பொடிச்சு பொடிச்சிடலாம் இதை திருவி வச்சுக்கலாம் வெது வெதுப்பான தண்ணி இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன் இந்த தண்ணியை வந்து நம்ம மாவில் ஊற்றி புட்டு பதத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் ரெடி ஆகிடுச்சு இதோட ஏலக்காய் பொடியும் வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து எப்படி புட்டு மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த புட்டு மாவை வந்து பிசையணும் இது ஆவியில் வேகிறதுனால வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது நம்ம ஒயிட் ரைஸில் பண்ணுறத காட்டிலும் ரெட் ரைஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தி இப்போ நான் காட்டுறேன் இது பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் இது போல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் பிரெட் க்ரம்ஸ் மாதிரின்ற பதத்தில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் மறு பசைய பசைய இது மாதிரி வந்து நல்ல பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வந்துடும் இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு காட்டுறேன் செவப்பு அரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு இதோட வந்து நம்ம சர்க்கரை தேங்காய் சர்க்கரை போட்டு நல்லாயிருக்கும் வாழைப்பழத்தோடவும் நல்லாயிருக்கும் இல்லை மூக்கடலை கறியோடவும் வந்து இதை சாப்பிடலாம் நான் இன்றைக்கி வந்து சர்க்கரை தேங்காய் போட்டு கலந்து வச்சுருக்கேன் நீங்களும் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இன்னும் நிறையா ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்